hello friends welcome to find channel நான் இன்றைக்கி வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு வகையான சம்மர் ட்ரிங்க் தாங்க ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி பண்ணிக்கிறேங்க நான் இன்றைக்கி ஹேண்ட் ப்ரெஸ் ஜூஸர் யூஸ் பண்ணி தான் ரெடி பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்களோட மெத்தடில் ரெடி பண்ணிக்கோங்க வாட்டர்மெலன் பீசஸை இதுக்குள்ளே வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க எனக்கு இப்போது ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக தேங்காய் பால் எடுத்துக்கிறேங்க அரை மூடி தேங்காயில் அஞ்சு டேட்ஸ் போட்டு அரைச்சிக்க போகிறேன் டேட்ஸில் இருக்க கொட்டைகளை எடுத்துகிட்டு தேங்காய் கூட போட்டு நல்லா அரைச்சிட்டு பாலாக வடிகட்டி எடுத்துக்கலாம் தேங்காய் பால் எடுத்தாச்சு உங்களுக்கு இனிப்புக்கு என்ன விருப்பமோ அதை சேர்த்து அரைச்சிக்கோங்க சர்க்கரை தேன் நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஜூஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இதில் பாதி அளவுக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் மிச்சம் பாதிக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு இது கூடவே கால் ஸ்பூன் அப்படி இல்லைன்னா ஒரு அரை ஸ்பூனுக்கு நன்னாரி சர்பத் சேர்த்துக்கிறேன் நன்னாரி சர்பத் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அதோடய ஃப்ளேவர் தான் ரொம்ப அதிகமாக தெரியும் அதனால் கம்மியாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ நம்மளோட சம்மர் ட்ரிங்க் சூப்பராக ரெடியாகி வந்திருக்குங்க இது குடிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அடுத்த ட்ரிங்க் செய்யறதுக்கு நான் ஒரு நொங்கு எடுத்து வச்சுருக்கேங்க இந்த நொங்கில் இருக்க உள்ளே இருக்க அந்த ஜெல்லி எல்லாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன் இதை நல்லா ஒரு ஃபோர்க் வச்சோ ஸ்பூன் வச்சோ அடிச்சு விட்டு எடுத்துக்கலாம் நான் எடுத்து வச்சுருக்க நொங்கில் நொங்குக்கு மேலே அந்த ஒயிட் கலர் தோல் இருக்கும் இல்லைங்களா அது ஒன்று ரெண்டு சேர்த்து தான் எடுத்திருக்கேன் சுத்தமாக எடுக்கலை இது குடல் புண்ணு வயிற்று புண்ணுலாம் இருந்தால் ஆத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நான் அதோடு தான் எடுத்திருக்கேன் இப்போது இன்னொரு ஜூஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இதில் பாதி அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம அடித்து வச்சுருக்க நொங்கையும் இது கூட சேர்த்துக்கிறேங்க இந்த தேங்காய் பாலும் நொங்கும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க உண்மையாலுமே அவ்வளோ நல்லா இருந்தது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு நொங்கு சீசன் அப்படின்றதுனால இந்த குடல் புண் வயிற்று புண் இருக்கிறவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நொங்கு ஜூஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தேங்காய் பால் கூட நொங்கு கலந்து சாப்பிட்டு பாருங்கள் சீக்கிரமாகவே நமக்கு சரியாயிடும் இப்போ நம்மளோட அருமையான சம்மர் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ